வெல்கம் பேக் டு சேனல் நான் தான் அவங்க கேட்டு கசிங்க பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ரேங்க்டு மேட்ச் போயிருந்தோம் நாங்கள்னா யார் யாருன்னு கேட்டிங்கன்னா நான் டிஎன் விஷ்ணு ப்ரோ ஸ்வேதா முசி ப்ரோ அடுத்து இன்னொரு ப்ரோ வந்திருந்தார் அவர் பேர் சரியாக தெரில நீங்கள் மேட்சுக்குள்ளே வந்தோடனே பாருங்கள் சரி மேட்ச் போனீங்க என்னதான்டா ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்களா டிஎன் விஷ்ணு ப்ரோ இருந்துக்கிட்டு படத்தை பார்த்தே ஒன்றரை ஜிபியை முடிச்சிட்டாரு படமா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம் நான் ஒரு சும்மா ஒரு காமெடிக்கு சொன்னேன் அவருக்கு நெட்டு நெட்டு முந்து நேரத்தை முடிஞ்சு போச்சு என்னோடய ஒய்ஃபைல தான் அவர் விளாண்டுக்கிட்டு இருந்தார் திடீர்னு ஒய்ஃபை கட் ஆனதுனால அவர் பூமிக்கு அடியில் போயிட்டார் பூமிக்கு அடியில் போய் அவர் கத்துறாரு பப்ஜி மதனோட மோசமாக கத்துறாரு அந்தளவுக்கு கத்திக்கிட்டு விளாட விடலை அவர் அந்தளவுக்கு கத்திக்கிட்டே இருக்கார் இங்கே வந்து பாருங்கடா எனக்கு இன்னதும் ஆச்சு ஆச்சு அப்படின்னே சொல்லுதாரு ஆச்சு ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு இத்தனால நீங்கள் அந்த வீடியோ தான் அவரோட அவருக்கு நடந்த சோதனைகளை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற வரது சொல்ல வர்றது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி வீடியோக்குள்ளே பேரெலாம் நினைங்க ரொம்ப நேரம் நான் மொக்க போட்டு அறுக்க விரும்பலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இன்னும் லைக் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க நீங்கள் வந்து நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரெண்டு பேத்துக்கு ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஏன் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது நம்ம சேனலுக்கு அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரெண்டு பேத்துக்கு ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னு நான் போடுற வீடியோ உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாடா வாடா வாடா ஏய் என்னடா ஆச்சு தெரில தண்ணி கீழே இருக்குண்டா என்ன ஆச்சுன்னே தெரிலடா எங்கே இருக்குன்னு வாடா என்னை காப்பாத்துடா இருடா வாரண்டா வாரண்டா வாரண்டா இருடா ஜிப்லைனை பிடிச்சி வாரண்டா இல்லையே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறா இந்தா நான் ஜிப்லைனை பிடிச்சி வந்துட்டு இருக்கேன்டா வந்துட்டேன் வந்துட்டேன் வாடா வாடா வாடா வாடா இல்லை வந்துட்டேன்டா உனே காண்ற நீ எங்கடா இருக்க பூமிக்கு அடியில் இருக்கண்டா ஐயோ இந்த மேட்ச் போச்சு ஆகணும் ஐயோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு எல்லோரும் லைக் பண்ணிட்டேங்கன்னு நினைக்கிறேன் சரி நீங்கள் லைக் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு என்னங்கிறது புரியும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணியிருப்பீங்க இந்த மேட்ச் நாங்கள் என்ன செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நாலு பேர் இறங்கிட்டோமா மூணு பேர் தான் இறங்கியிருக்கோம் நாலாவது ஆள் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சிப்ளைனை பிடிச்சி போனோம் போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் கீழே இருந்தார் டிஎன் விஷ்ணுங்கிறது தெரியுது அவரை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிகிட்டே இருங்க கீழே இருந்தார் கீழே பார்த்தா அவர் ஆளை காணும் என்னடா இது அப்படின்னு அவர் உள்ளே இருந்துட்டு கத்துறாரு தன்னால் ஏ நீ யாராவது வந்து காப்பாற்றுங்கப்பா அப்படின்னு கத்துறாரு இந்த மேட்ச் எங்களுக்கு சரியான மைனஸ் ஆயிடுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா டிஎன் விஷ்ணு ப்ரோவால் வெளியில் வர முடியல இப்படிலாம் பக் இருந்தால் எப்படி ரேங்கெல்லாம் இன் இன்க்ரீஸ் பண்ணுறது அதனால தான் அவர் வந்திருந்தாருன்னா பிடிச்சி மண்டையெல்லாம் பிரித்து மேய்ஞ்சிருப்பார் எல்லாமே மண்டே அடி தான் அவர் உள்ளே இருந்ததுனால தான் மைனஸ் ஆயிடுச்சு அவர் வந்திருந்தாருன்னா நல்லா எங்களுக்கு ரேங்க் கொஞ்ச நாச்சும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இப்போ பாருங்கள் அவரை உள்ளே வந்த உடனே உள்ளே போயிட்டாரா எனக்கு பக்காயிருச்சுரா அப்படின்னு சொன்னாரா அப்போம்போதே நான் அவரை வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டரை ஆன் பண்ண சொல்லிட்டேன் அவர் உள்ளேருந்து எப்படி எப்படி இருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் நான் இந்த வீடியோவில் அதை அட்டாச் அட்டாச் பண்ணேன் பார்த்தீங்களா நான் இங்கே இருக்கேன்னா அடுத்து அவர் வாடா வாடா அப்படின்னு கூப்பிடுவார் நானும் சரி சிப்ளினை பிடிச்சி போவேன் இப்போ பாருங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிப்லைன் பக்கம் வந்து சிப்லைனை பிடிச்சி போயிட்டுருக்கேன் எல்லோரும் அங்கே அட்டாக்கிங் ஆடிட்டு இருந்தாங்க அந்த சைடு வந்து எனிமி இருந்தால் அதனால் சரி இவர் இவர் என்னாச்சு இவருக்கு என்னாச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டுருக்கேன் பக்கத்தில் வேமா நெருங்கிட்டேன் அவர் பார்க்காரு கீழேருந்து என்னை மேலே பார்க்காரு ஏ வந்துட்டடா வந்துட்டடா கேட்டுக்க சிங்கம் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் பாருங்க அவர் உள்ளே இருக்காரா நானும் தேடி தேடி பார்ப்பேன் அவர் காணவே காணும் வெளியே மேலே காணும் பார்த்தா உள்ளே இருக்காரு உள்ளே இருந்து அவர் தன்னால் கத்திட்டு இருக்காரு மேட்ச்சு சரியான இதாகி போச்சு பாருங்க நான் நானும் தேடி தேடி பார்ப்பேன் உள்ளே எங்கடா இருக்காரு ஆளை திடீர்னு காணுமேடா எங்கடா இருக்காரு பேரை காமிக்கலையே அப்படின்னு எனக்கு இதாகிடுச்சு அடுத்து நான் கீழேலாம் போய் பார்ப்பேன் அடுத்து அவருக்கு ஒரே குழப்பமாயிரும் பாருங்கண்ணா அந்த அவரை ஸ்க்ரீன் ரெக்கார்டர் எடுக்க சொன்னீங்கன்னா அந்த வீடியோவை நான் இதில் அட்டாச் பண்ணினேன் நீங்களே பாருங்கள் இப்போ பாருங்கள் அவரை எப்படி உள்ளே நீச்சல் அடிச்சுட்டு இருக்காருன்னு பாருங்கள் அவரால் சுத்தமாக நவரவே முடியல அவரும் எல்லாம் நவண்டுலாம் பார்க்காரு நவரவே முடியல அவர் நான் கரெக்டாக மேலே வரேன் நீ அவருக்கு வந்து நாங்கள் தான் ஹேக் பண்ணுறோம் அப்படின்னு அவருக்கு தெரியுது அவருக்கு கரெக்டாக இருக்குதான் நாங்கள் ஹேக் பண்ணி விளையாடுதோமா அப்படின்னு அவர் சொல்லுதாரு பாருங்க எல்லாம் மேலே எல்லாம் பாருங்க அப்படியே இதாயிருச்சு இப்போ என்னைய காமிப்பார் பாருங்க மேலே அந்த கேட்டுக்கு சிங்கம் இருக்கேன் நான் மேலே இருக்கிறேன் அவர் கீழே இருக்காரு நானும் மேலே இருந்து தேடிக்கிட்டே இருக்கேன் அவர் கண்ணிலே தட்டுப்படல இந்த நான் அவர் மேலே இருந்து தேடிக்கிட்டே இருந்தேன்னா ஓடி ஓடி அதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு நான் உனக்கு கீழே தாண்டா இருக்கேன் வாடா வாடா அப்படிங்கிற நான் உள்ளே வந்து நான் மாட்டிக்கிடவா அடுத்து இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா திடீர்னு செத்துட்டாரு தன்னால் ஏய் ரிவே பண்ண போகலான்னு பார்த்தா ரிவே பண்ண போகும்போதே இனிமேல் அடித்து போட்டான் என்னைய இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா நான் மேலே பாருங்கள் ஆடிக்கிட்டே ஓடிக்கிட்டே வரேன் அவர் அதை பார்த்துக்கிட்டே இருக்கார் நீ மேலே இருக்கடா கீழே வாடா கீழே வாடா அப்படின்னே கத்திக்கிட்டு இருக்காரு பாருங்க இங்கேருந்து பார்க்கல பெருமிட மேப்பா இது அப்படின்னு தான் இருக்குது இல்லை மரம் மட்டும்தான் தெரியுது தரையவே காணும் அவர் உள்ளே இருந்துட்டு நீச்சல் அடிச்சுட்டே இருக்காரு தன்னால் இப்போ பாருங்க அவர் திடீர்னு செத்து போயிடுவார் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பக்கில் தான் நான் அங்கே மறுபடியும் எனிமி இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க நான் அங்கே போயிட்டு மறுபடியும் வரேன் அவர் சிப்ளைனே பார்த்துட்டே இருக்காரு இல்லை கீழே இருக்கேன்டா கீழே வாடா என்னை வந்து எப்படியா மேலே தூக்கிட்டு போடா அப்படிங்கிற நான் என்ன கடவுளா மேலே மறுபடியும் தீட்டு போகிறதுக்கு அது என்ன செய்ய அடுத்து திடீர்னு அவரே செத்துட்டார் இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க நான் சுற்றி சுற்றி ஓடிட்டு வந்துட்டுருக்கேன் அதெல்லாம் அவர் பார்த்துட்டே இருக்காரு அடுத்து அவர் திடீர்னு அவர் எலிமினேட் ஆகிட்டார் எலிமினேட்டர்னு வந்துருச்சு அவர் அங்கிட்டு நவண்டு நவண்டு பார்க்குறா போகவே முடியல அந்த சைடு எல்லாம் சோன் வர பக்கத்தில் வந்துருச்சு ஆனால் இங்கேருந்து பார்க்கல அவர் பக்கத்தில் சோன் இருக்க மாதிரி இருக்குது சோன் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் தள்ளி போயிருக்கு ஆனால் இப்போ பாருங்களேன் அவர் நீச்சல் அடித்து போயிட்டுருக்காரா போகவே முடியல அவர் ஒரே இடத்துல தான் நின்றுட்டுருக்காரு அதே இடத்துல தான் இருக்கார் இங்கேருந்து பாருங்களேன் பெருமுடா மேப்பு பெருமுடா மேப் மாதிரியா இருக்குது இங்கேருந்து இப்போ யாரையாவது இவரை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா ஹேக்கர்னு தான் கண்டிப்பாக சொல்லுவாங்க இவர் ஸ்பெக்டேட் பண்ணி பார்க்கும்போது இங்கே பாருங்கள் திடீர்னு செத்துட்டார் அடுத்து என்னையே தான் பார்த்துட்டு இருந்தார் நான் தான் ரிவியூ பண்ண போனோம் அப்படின்னு என்னை பார்த்துட்டு இருந்தார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னோடய வீடியோக்கு வந்துடுவோம் இப்போ நான் அவரை ரிவே பண்ணுறதுக்காண்டி கிளாக் டவருக்கு போயிட்டு இருந்தேன் சரி இப்படி எப்படியாவது அவங்கள போய் ரிவைவ் பண்ணிடுவோம் எல்லாருமே செத்துட்டாங்க நான் ஒருத்தன் தான் இருக்கேன் எப்படியாவது போகலாம் அப்படின்னு பார்த்தா எனிமி எங்கேருந்து அடிப்பானே தெரியாது திடீர்னு மண்டு மண்டுன்னு அடிக்க ஆரம்பிச்சேன் நான் குளோவில் போட பார்ப்பேன் அதுக்குள்ளேயும் அடிச்சு போடுவான் இந்த இடத்துல வச்சு தான் பாருங்கள் எனிமி திடீர்னு அடிப்பான் நான் குளோவால் போடங்குனையும் அவன் அடிச்சிருவான் பாருங்க நான் வேமா ஓடிக்கிட்டே இருக்கேனா திடீர்னு அடி விழுந்ததா குளோவால் போட பார்ப்பேன் அதுக்குள்ளே அடிச்சிருவான் அவன் எங்களுக்கு ரேங்க் வேறு பயங்கரமாக மைனஸ் ஆயிடுச்சு சரி இருந்துட்டு போகுது நம்ம அடுத்த மேட்ச் போய் புஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்களும் விட்டுட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரெண்டு பேத்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் பேக் டு சேனல் நான் தான் என்னடா நீ லே அவன் ரெண்டு வாட்டி நான் ஒழுங்கா பேசுகிறேன் welcome back to cricket channel நான் தான் அவங்க கேட்டு ஹச் லே நான் நினச்சி தும்மல் வந்துருச்சுடா திடீர்னு மூக்குக்குள்ள வந்து குடைச்சிடா அவளுங்க சொல்ல welcome back to cricket channel அவராட்டி பேசுகிறேன் என்னதுயா என்னதுயா சேப்பற நான் பேச போறியாங்க என்னத்தை நீ கிளிக்கணும் அப்படி பேச ரொம்ப வாய் பேசல பேச back to king to channel இந்த என்னதுயா கிங் டு சேனல் சேனல் யார் வச்சிருக்கா நீ கிங் டு கேள்றா அது கூட தெரியாம வச்சிருக்கா ஐயோ இவனை வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது அவளுக்கு இந்த வாட்டியா கரெக்டாக welcome back to king channel நான் தான் உங்க கேட்டுக்கு சிங்கம் பேசுகிறேன் இந்த மேட்ச் யார் யார் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா யார் யார் போனோன்னு பார்த்தீங்கன்னா நான் கேட்டுக்கு சிங்கம் கேட்டுக்கு சிங்கம் நாலு வேற கேட்டுக்க சிங்கம் யாரையா ராஜாடா செய்ய வாய் வளருதுடா ஐயோ